Thank you. பார்த்து போயிட்டு வாடா வே பார்த்து போயிட்டு வாடா சாக்கில சாப்பிடுங்க சாப்பிட்டா சுகர் ஏண்டா சாக்கி சாட்டை சுகர் வரும்னு அது எனக்கு இல்ல உனக்கு ஏய் நக்கலா ஓ பிரஷர் இருக்கா அப்போ அப்ப சுத்தமா தொடவே கூடாது ஏய் ஏண்டா தொட சாக்கி சாப்பிட்டா பிரஷர் குறையும் ஆனா உனக்கு தான் சுகர் இருக்கே அதான் எனக்கு தேவைதான்டா சரி உன் பேர் என்ன கிறிஸ் ஆமா உன் பேர் என்ன அர்ஜுன் வா конкуренту чувства. அப்படியே சும்மா சாப்பிடு பண்ணுறாரு ஆமாம் எந்த ஸ்கூல் படிங்க எந்த ஸ்கூல் படிங்க கடாயமா

சரி பாப்பா சரி பாப்பா பாப்பா அதான் இல்லைன்னு சொல்கிறேன் நடி சரி வை நான் அப்புறம் கூப்பிட்றேன் ஓகே பாப்பா கடா பிடிக்க விட பிடிச்சா எனக்கு தானடா உனக்கு நான் வேலையை பாரு அது உனக்கு இல்லை எனக்கு குடிக்குது நான் உனக்கேண்டா ஒத்துக்காது டேய் கிறிஸ் கிறிஸ் டேய் என்னடா டேய் என்னடா டேய் டேய் டேய் என்னடா என்னடா டேய் பேசுறது ஓகேவா ஓகே அர்ஜுன் நீ என் ஃப்ரெண்டுனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்னடா நீ எப்பவுமே சிகரெட் பிடிக்க கூடாது ஓகேவா ஓகே தேங்க்ஸ் கிரீஸ் சும்மா சிகரெட் தூக்கி போட்டா எனக்கு டேய் நீ நீ செஞ்ச முட்டை இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க இந்த ஷார்ட் ஃபிலிமோட நோக்கமே என்னென்னா சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான் அதனால் சிகரெட் பிடிக்காதீங்க அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட நோக்கம் இதை எடுத்து பல வருஷம் ஆச்சு <clears throat> இந்த ஷார்ட் ஃபிலிமில் சின்ன பையனாக இருக்கிறது யார் தெரியுமா யார் தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுடுங்க ஒரு பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட்டில் போட்டுடுங்க அது யாருன்னா நான் தான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எடுத்த வீடியோ எடுத்த ஷார்ட் ஃபிலிம் அது அதனால் இந்த வீ இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அப்போ தான் எங்களுக்கு நிறையா வியூஸ் வரும் ஓகே அடுத்த விடையில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்யாணம்